நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செவி அன்பே உறகராதி நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கூதி கதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன் கையோடனா கைகோ அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும் அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும்